வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பாரத்தில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மூணு லாட் வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் பை பண்ணியிருந்தோம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து ஹோம் பேஜில் பார்க்க முடியும் அதை பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் பிபிசிஎல் ஸோ பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தொடர்ந்து அப்சர்வ் பண்ணோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாரத் பெட்ரோலியம் எடுத்திங்கனாலே வந்து நிறையா நியூஸஸ் எப்படி வரும்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க யார் வேணாலும் பிட்டிங் வந்து பண்ணலாம் ஸோ யார் வேணாலும் ப்ரைவேட்ஸ் வந்து இதை வாங்குறேன்னா வாங்கிக்கலான்ற மாதிரி பிட்டிங்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஸ்டாஃபுக்கும் வந்து டூ பர்சன்ட் ஸ்டேக் செல் இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல்ல ஒரு பப்ளிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டாக வந்து மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க நியூஸஸ் படி இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக நெகட்டிவ் நியூஸஸாக தான் வந்து பார்க்கப்படுது ஈவன் நீங்கள் வந்து சும்மா அனலைஸ் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயர் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிபிசியில் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் சிக்ஸ் மந்த்து கூட பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் பேக் த்ரீ ஃபிஃப்டியில் இருக்குன்னா இப்போ அதே three fifty three thirty five இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்கும் பட் இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு இது டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து தொடர்ந்து ஏறுதான் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க இறங்கினாலும் லாபம் பார்க்கலாம் ஏறினாலும் லாபம் பார்க்கலாம் அன்றைக்கி என்ன நடக்குது அதான் வந்து விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணோம் இன்ட்ராடேயில் நாங்கள் அனலைஸ் பண்ணோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்ளை பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து செல்லிங் ட்ரெண்டில் செல்லிங்கில் செல்லிங் மோடில் டவுனில் வந்து இறங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இறங்கிட்டு இருந்தது இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜினுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து சேஞ்ச் ஆச்சு ஈவன் நாங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டே அப்சர்வ் பண்ணோம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எஸ்டர்டே ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வந்து பையிங்காக வந்து மாறி இருந்துச்சு ஓகே நாங்கள் அதே சமயத்தில் டார்கெட்ஸுக்கும் வந்து செட் பண்ணணும் ஸோ டார்கெட்ஸுக்கு நாங்கள் ப்ரீவியஸாக பையிங் ட்ரெண்ட் வரையில் எவ்வளோ பாயிண்ட் மேலே ரீச் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அது ரீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட்ஸ் கிட்டக்க வந்து ரீச் வந்து ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றதையும் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் ப்ரீவியஸாக செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்ட் மார்க்கெட் மாறையில் ஸோ டூ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக மினிமமாக வந்து கிடைக்கிது அப்படின்றத அனலைஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி எய்ம் பண்ணதும் அதே டூ பாயிண்ட் தான் ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே சேஞ்ச் ஆச்சு அதே மாதிரி நாங்கள் ஃபியூச்சர்லேயும் பார்த்தோம் அதுவும் ப்ரீவியஸாகவே சேஞ்ச் ஆனதுனால இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு பை பண்ணியிருந்தோம் நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா more than four five points கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லாட் எடுத்திருந்தோம் five thousand four hundred so quantities பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆகி three thirty six three thirty seven even நாங்கள் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தோம் ஸோ ப்ராஃபிட்ஸ் அவ்வளோ பார்த்தாலும் நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளக்க சடன் சடனாக மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிஃபோர் நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டக்குன்னு ஒரு கிராஷில் கீழே வந்து வந்துருச்சு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எய்ம் பண்ணது ரெண்டு பாயிண்ட் ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கே மறுபடியும் வந்து வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு எப்பயுமே வந்து டார்கெட்ஸ் வந்து நம்ம ஒன்று செட் பண்ணி தான் வந்து ஆரம்பிப்போம் பட் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது மே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் பார்த்தாலும் பட் மார்க்கெட் சடனாக ஒரு ஸ்பைக்கில் கீழே வந்ததுனால இப்போதைக்கு டூ பாயிண்ட்ஸ் கிட்டக்க தான் ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஸோ நைன் தௌசண்ட் கிட்டக்க தான் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த நைன் தௌசண்ட் ப்ராஃபிட்டை இப்போ நாங்கள் புக் பண்ணுறோம் ஸோ இப்போ புக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ பிபிசிஎல் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துச்சு பட் நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் போடுறதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டோம் இல்லாட்டினா இன்றைக்கி டென் தௌசண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் we miss the opportunity so whatever நம்ம வந்து எய்ம் பண்ணது ரெண்டு பாயிண்ட் ஸோ அந்த ரெண்டு point ten thousand so nine thousand கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு ஸோ எப்பயும் ப்ராஃபிட்ஸ் வந்து வரையில் புக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அது ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் மார்க்கெட்டில் anything might happen so அந்த மாதிரி தான் இன்றைக்கி நைன் தௌசண்ட் தான் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி